ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் ஆச்சுது நம்ம வந்து பகவத்கீதாவில் கர்மயோகா பற்றி பார்த்துட்டு வந்தோம் கர்மயோகாவில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் வந்து என்னென்ன ரீசன்னால் கர்மயோகா இல்லைன்னா பண்ண வேண்டிய கடமைகளை நம்ம கண்டினியூஸாக பண்ணணும் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ அதில் நம்ம முன்னாடி வரைக்கும் பார்த்தது வந்து சாப்டர் த்ரீ தேர்ட்டி டூ வரைக்கும் பார்த்தோம் இன்றைக்கி சாப்டர் த்ரீ தேர்ட்டி த்ரீ வேர்ஸ்லேருந்து கண்டினியூ பண்ணலாம் ஸோ என்ன சொல்கிறாருன்னா புத்தி உள்ள ஆட்களும் அவங்களுடைய இயல்பான தன்மையை வைத்து அவங்க வந்து ஆக்ட் பண்ணுறாங்க எல்லா உயிரினங்களும் அதோட நேச்சுரலாக உள்ள தன்மையை வச்சு அது வாழ்ந்துட்டு போகுது இதில் அடக்கு அடக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதையாக்கும் அடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு ஒரு கிருஷ்ணர் ஒரு கேள்வி கேட்குறாரு அப்படி தானே அதாவது என்ன சொல்கிறது ஒரு செடி அதுக்கு அது பாட்டுக்கு இருந்துகிட்டு இருக்குது அதுக்கு தன்மையில் அது வாழுது இறக்குது ஒரு மிருகமும் அதோட தன்மையில் இருக்குது மனுஷங்க நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம இங்கே இருந்துட்டு ஒரு சாமியாரை பார்க்குறோம் அந்த சாமியார் நல்லா இருக்கிறாரு அவரை மாதிரி நானும் ஆயிடணும் இல்லைன்னா ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருக்கிறாரு அவரை மாதிரி நானும் ஆயிடணும் இயல்பு தானே அதை பார்த்துட்டு நம்மளும் அதே மாதிரி ஆகணும் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் இயல்பான தன்மைன்னு ஒன்று இருக்குது அந்த இயல்பான தன்மையில் தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க ஸோ நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு ஒன்று ட்ரை பண்ணினாலும் இப்போ அப்துல் கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்துல் கலாம் மாதிரி ஆகணும்னு நிறைய குழந்தைங்க ஆசைப்பட்றாங்க நல்ல விஷயம் அப்துல் கலாம் மாதிரின்னு இல்லை ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் ஒரு டிஆர் டிஓவில் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் இல்லைன்னா பிரசிடெண்ட் ஆகணும் அது ஆசைப்படலாம் ஆனால் அப்துல் கலாம் மாதிரி ஆக முடியாது அவருக்கு ஜாப் ரோல் மாதிரி நமக்கு ஒரு ஜாப் கிடைக்கலாம் அது ஸோ அது ரெண்டும் வேறு புரியுது இல்லையா நமக்கு நமக்கு உள்ள இயல்பான தன்மையில் நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அது என்ன சொல்கிறாருன்னா இந்த புலன்கள் வந்து நேச்சுரலாகவே கண்ணு காது மூக்கெல்லாம் இருக்குது இல்லையா இது வந்து நேச்சுரலாகவே ஒரு விஷயத்த ஒன்லே பிடிக்கும் இல்லைன்னா சிலதை பிடிக்காது இது இந்த புல் புலன்களோட இயல்பான தன்மை இது ஆனால் நீ வந்து அந்த புலன்களுக்கு கண்ட்ரோலில் நீ வந்துடாத ஏன்னா அதுக வந்து இந்த புலன்கள் வந்து சதிக்காரன் அப்படின்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா ஒருத்தனுக்கு நேச்சுரல் டியூட்டி என்ன இருக்குதோ அது எவ்வளோ மோசமாக இருந்தாலும் இருந்தாலும் பரவாயில்ல அதை நீ பண்ணு நீ இன்னொருத்தனோட டியூட்டியை பார்த்து அதை வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறத விட நீ நேச்சுரலாக உனக்கு தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல உன்னோட டியூட்டி உனக்கு நேச்சுரலாக என்ன வருதோ அதை நீ பண்ணு அது உண்மையை சொல்ல போயாச்சுன்னா நீ உனக்க டியூட்டியை நீ பண்ணுறதில் நீ இறந்து போனாலும் பரவாயில்ல மற்றதை விட இது இன்னொருத்தனோட டியூட்டியை நீ ஃபாலோ பண்ணுறத விட உன்னோட டியூட்டியை நீ பண்ணும்போது மோசமாக பண்ணாலும் பண்ணாலும் பரவாயில்ல நீ உன்னோட டியூட்டி நீ பண்ணு இப்படி ஒரு பாயிண்ட்டை சொல்கிறார் ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட் ஏன்னா இந்த வேர்ஸை வச்சு தான் நிறைய நம்ம பழைய காலத்தில் உள்ள இந்த அராஜகம் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க இதுவும் இந்த வேர்ஸும் ஒரு ரீசன் அதாவது எப்படின்னா இதை இப்படியும் எடுக்கலாம் முடி வெட்டுறவன் முடி மட்டும் வெட்டு உழவு தொழிலுக்கு போகிறவன் அது மட்டும் விவசாயம் மட்டும் பாரு அந்த மாதிரி இந்த வேர்ஸை எடுக்கணும்னா எடுக்கலாம் ஆனால் இந்த என்ன சென்ஸில் இந்த என்ன கான்டெக்ஸ்டில் இந்த வேர்ஸ் வருதுங்கிறது இம்பார்ட்டண்ட் என்ன சொல்கிறாருன்னா முதல்ல இருந்து நான் திருப்பியிலேருந்தே சொல்கிறேன் த்ரீ தேர்ட்டி த்ரீலேருந்து ஈவன் அறிவுள்ள ஆட்களும் அவங்களுக்குன்னு உள்ள தன்மையில் அவங்க வாழ்கிறாங்க எல்லா உயிரினங்களும் அப்படியே வாழுது நீயும் அப்படியே நீ இரு அதாவது என்ன சொல்கிறது உனக்கு நேச்சுரலாக உள்ளதை நீ பண்ணு இந்த புலன்கள் வந்து விருப்பையும் வெறுப்பையும் உண்டு பண்ணும் அதுக்கு அடிமை ஆகாமல் உனக்கு நேச்சுரலாக என்ன தோணுதோ என்ன தோணுதோன்னா அது தர்மம் தர்மான்னு சொல்லுவாங்க தர்மானா டியூட்டின்னு வச்சுக்கலாமே உன்னுடைய கடமை என்னதுன்னு சொல்லி நமக்கு உள்ளால் தெரியும் இல்லையா அந்த கடமையை நீ பண்ணு நீ இன்னொரு ஆளை மாதிரி நீ ஆகிறதுக்கு ட்ரை பண்ணாத புரியுதா அதாவது நேச்சுரலாக வாழ்வது எப்படி அந்த பாயிண்ட்டாகவும் சொல்கிறாரு முடிய வெட்டுறவன் வந்து முடி தான் வெட்டணும் விவசாயம் பண்ணுறவன் விவசாயம் தான் பண்ணணும் அப்படி கிடையாது சரியா அது இம்பார்ட்டண்ட் அது இது எதனால் சொல்கிறாரு சரி இப்போ நான் இருக்கிறேன் நான் வந்து இன்னொரு ஆளை மாதிரி ஆகணும்னு சொல்லி நான் ட்ரை பண்ணலாம் நான் இப்போ ஒரு ஒரு கத்தாழ செடியோ இல்லைடா ஒரு முள் செடி முள் செடின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரோஸ் செடி இருக்குது அந்த ரோஸ் செடியை பார்க்குறேன் பார்த்துட்டு ஆஹா இந்த ரோஸ் நல்லா இருக்குதே நானும் செடி தான் அதுவும் செடி தான் நானும் அந்த ரோஸ் மாதிரி ஆயிடணும் முடியுமா முடியாது ஏன் முடியாது நான் நான் தான் இந்த உலகத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம் ஒவ்வொரு சுச்சுவேஷனில் நம்ம பிறந்திருக்கோம் வளர்ந்துருக்குறோம் மற்ற ஆட்களோடது வேறு காப்பி அடிக்கணும் இல்லைன்னா அவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னு நம்ம போகும்போது என்னதை நம்ம இழக்கிறோன்னா நமக்காக இல்லைன்னா நமக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது இல்லையா அந்த ஸ்பெஷாலிட்டியை நம்ம இழக்கிறோம் நம்ம கத்தாழை செடி ரோஸ் செடி கள்ளிச்செடி எல்லாமே கடவுளால் உருவாக்கப்பட்டவை தான் நீங்கள் நான் ஆடு மாடு கோழி எல்லாமே ஒரே கடவுள் தான் உண்டு பண்ணியிருக்கிறாரு ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அந்த ஸ்பெஷாலிட்டி எப்போ தெரிய வரும்னா நாம் நாம இருக்கும்போது ஸோ அதனால் என்ன சொல்கிறது கடவுளை உணர வேண்டும் அதுக்காக நான் தலைக்கீழே அந்த முனிவர் சொன்னார் இப்படி நிற்க போகிறேன் இந்த சாமியார் சொன்னார் இப்படி தலைக்கீழே நின்னா அப்படி கிடையாது நமக்குள்ளால் தெரியும் நம்ம நம்ம வாழும்போது நம்ம படிக்கிறோம் நம்ம நிறைய கேட்குறோம் நம்ம அதாவது கடவுள் வந்து நம்ம கடவுளை தேடி போகணும்னு கிடையாது கடவுள் வந்து நம்மளை தேடி வருவார் அவர் வந்துகிட்டே இருக்கிறார் ஸோ நமக்கு தேவையானது நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு இடங்களில் இருக்கலாம் ஆனால் நம்ம இருக்கக்கூடிய நிலைமையிலேருந்து நமக்கு காமன் சென்ஸ்னு ஒன்று உண்டு அடுத்து நான் பகுத்தறிவுன்னு சொல்லி ஒன்று உண்டு அதுக்கு என்னதெல்லாம் ஒத்து வருதோ அதை உள்ளே எடுத்துகிட்டு நமக்கு நம்மளுடைய என்ன சொல்கிறது நமக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை மைண்டில் வச்சுட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருப்போம் மற்றவங்கள பார்த்து காப்பி அடிக்கிறதோ இல்லைன்னா அவங்கள மாதிரி ஆறதோ நம்மளுடைய இயல்பான தன்மையை நாம் லூஸ் பண்ணுற மாதிரி ஆகும் அடுத்தது இப்போ அர்ஜுனன் கேட்குறாரு இப்போ எதனால் ஒருவன் பாவம் பண்ணுகிறான் அவன் சில சமயம் அவனுக்கு பண்ணணுன்னே தோணாது ஆனால் அவனை வந்து ஏதோ ஒரு ஒரு ஃபோர்ஸ் பண்ணி வந்து அவன் வந்து பாவம் பண்ணுறான் ஸோ எதனால் வந்து இந்த இந்த விஷயம் நடக்குது எதனால் ஒரு மனுஷன் பாவம் பண்ணுறான்னு கேட்குறாரு அதுக்கு அர்ஜுன் கிருஷ்ணர் சொல்கிறாரு அது வந்து மெயின் ரீசன் வந்து காமம் காமம்னா நம்ம ஆண் பெண் அந்த காமம் இல்லை இல்லைன்னா ஆசைன்னு வச்சுக்கோங்களேன் இங்கிலீஷில் லஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க ஆசை இந்த ஆசை ஒன்று தான் இந்த சத்வாஸ் ராஜாஸ் தமாஸ் மூணு குணங்கள் இருக்குது இல்லையா அதில் வந்து இந்த ராஜாஸ் அதில் அந்த குணத்தில் உள்ள அந்த ஆசை தான் வந்து ஒரு மனுஷனை வந்து குழியில் தள்ளுது எப்படி குழியில் தள்ளுன்னா இந்த ஆசை இந்த புலன்களுக்கு கூட கனெக்ட் ஆகி இது வந்து கோபமாக பின்னாடி வெளிப்படும் இந்த எல்லாத்தையுமே கெடுக்கக்கூடிய மெயினான எதிரி இந்த ஆசை ஸோ இதில் கொஞ்சம் பார்ப்போம் இந்த ஆசை புலன்களுக்கு கூடால கனெக்ட் ஆகி கோமா வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா ஆசை புலனுக்கு கூடால கனெக்ட் ஆகி கோபமாக வெளிப்படும் இப்போ நான் இருக்கிறேன் அது எதனால் ஆசை வருது தெரியுமா எதனால் ஆசை வருது இது இது எனக்கு எனக்கு ரீசன் இது வெளியிலேருந்து பா படித்ததில்ல அதனால் நான் சொல்கிறேன் எப்படின்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் உள்ள இயல்பான நிலை வந்து எல்லாமே ஒன்று தான் அதுதான் நான் அதுதான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் உள்ள இயல்பான நிலை சரியா இயல்பான நேச்சுரல் ஸ்டேட் அதுதான் அதில் இருந்து தான் நம்ம கீழே வந்த ஃபாலன் ஏஞ்சல் லூசிஃபர்னு எல்லாம் சொல்லக்கூடியது மனுஷன் ஆகும்போது அந்த நிலையிலேருந்து எல்லாமே நான் அப்படி இருந்த ஒரு நிலையில் இருந்து மனுஷன் ஆகும்போது இந்த மனம் என்று ஒன்று வருது இந்த மனம் வந்து நம்மளுடைய இந்த நான் அந்த போதம் போதம் இருக்குல்லையே அந்த போதத்துக்கும் நம்ம புலன்களுக்கும் இடையில் மைண்டு வருது ஸோ இந்த மைண்டு மூலமாக நான் வந்து இந்த புலன்கள் வழியாக மைண்டு மூலமாகவும் புலன்கள் வழியாகவும் இந்த உலகத்தை பார்க்கும்போது எல்லாமே வேறு வேறையாக இருக்குது ஒரிஜினல் ஸ்டேட்டில் எப்படி இருந்தது எல்லாமே நான் இந்த நான் ஸ்டேட்டில் வேற அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ஒன்றுமே கிடையாது எல்லாமே ஒன்று தான் நான் தான் நான் மட்டும்தான் இருக்கிறேன் உலகத்தில் என்னை தவிர வேறு யாருமே இல்லை இதுதான் இயல்பான ஒவ்வொரு மனுஷனுக்கும் உள்ள இயல்பான தன்மை பிறக்கும்போது அது போயிடுது அதனால் இந்த உள்ளால் உள்ள ஆசை வந்து என்ன பண்ணுதுன்னா எல்லா பார்க்கக்கூடியது எல்லாத்தையும் என்னுடன் சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை உள்ளால் இருக்குது ம் இந்த நான்ங்கிற ஒரு எண்ணம் தோன் தோன்றுதலே உள்ள எல்லாருக்குமே அந்த நான் வந்து எல்லாத்தையும் எனக்கு கூடால சேர்த்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுது அது அதுக்கு பேர் தான் ஆசை எப்படி தானே இப்போ ஒரு லட்டு இருக்குது லட்டு இருக்குது அதை பார்க்குறோம் பார்க்குறதுல தப்பு இல்லை கண்ணு பார்க்குது ஏதாவது புலன்கள் ஏதாவது தப்பு பண்ணதா இல்லை பார்க்குறது தப்பு கிடையாது அந்த லட்டை சாப்பிடணும் அப்படின்னு தோணுது அது எப்படி தோணுது இந்த புலன்கள் மூலமாக நம்ம பார்க்குறோம் அந்த லட்டை நான் சுவைக்க வேண்டும் அதாவது என்னுடன் அந்த லட்டை ஏதோ ஒரு வகையில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் இது சாப்பிட்றதுல சாப்பிட்றதுல அந்த லட்டை எடுத்து நான் அனுபவிக்க வேண்டும் நான் என்ஜாய் பண்ணணும் எனக்கு பாட்டாகணும் இல்லைன்னா இப்போ ஒரு நல்ல பாட்டு இருக்குதுன்னு வைங்களா பாட்டு ஓடிட்டுருக்குது நான் அதை கேட்க வேண்டும் இந்த நான் உள்ளால் இருக்குது எனக்கு வேணும் ஒரு நல்ல கார்டனுக்கு போகிறோம் ஊட்டி ஊட்டி கார்டனுக்கு போகிறோம் கார்டனில் இருக்கிறது தப்பாக இல்லை ஆனால் அந்த ஊட்டி கார்டனை நான் வாங்கணும்னு நினச்சி ஆசைப்பட்றோன்னு வைங்களா அதுக்கு பேர் தான் ஆசை அது நான் எனக்கு சொந்தமாக்க வேண்டும் எனக்கு சொந்தமாக ஒரு அழகான பொண்ணு இருக்குது ஓகே அந்த பொண்ணை பார்க்குறோம் ஆ அந்த பொண்ணை நான் அடைய வேண்டும் நான் சொந்தமாக எனக்கு வேணும் இந்த இந்த ஆசை உள்ளலேருந்து எப்படி வருதுன்னா இது என்னோடய லாஜிக் ஆனால் ஜென்ரலாக எல்லா மனுஷங்களுக்கும் ஆசை உண்டு இந்த ஆசை தான் இந்த துன்பத்திற்கு காரணம் புத்தாவும் சொல்லியிருப்பார் ம் ஆசைகள் தான் எல்லா துன்பத்துக்கும் காரணம் ஸோ இதுலேயும் இந்த ஆசை ஒரு தீ வந்து இந்த புகையை வந்து எப்படி மறைக்குமோ புகை வருது தீ உள்ளால் இருக்கும் அப்படித்தானே அதே மாதிரி ஒரு கண்ணாடிக்கு மேலே ஒரு தூசி படிஞ்ச கண்ணாடி இருந்ததுன்னு அது வந்து எப்படி மறைச்சிட்ருக்கும் கண்ணாடியை அதே போல் இந்த ஆசைகள் வந்து எல்லா மனுஷனுக்கும் ஆசைகள் வந்து உள்ளால் இருக்கக்கூடிய நம்மளுடைய அறிவை நம்மளுடைய அறிவை மறைக்குது அது எவ்வளவு பெரிய பெரிய விவரமான ஆளாக இருந்தாலும் இந்த ஆசை வந்து அவங்கள ஈஸியாக வந்து கீழே கண்ட்ரோலில் கொண்டு வந்துடும் அது ஒரு நாளும் தீரவும் செய்யாது இந்த ஆசைகள் ஸோ இந்த ஆசைகள் எங்கே இருக்குது புலன்கள் மைண்ட் நம்முடைய மனம் அதுக்கப்புறம் நம்முடைய புத்தி இந்த மூணு இடங்களில் தான் வந்து இந்த ஆசைகள் உருவாகுது இந்த மூணு இடங்கள்லேருந்து வரக்கூடியது நம்மளுடைய புத்தியை மழுங்கடிக்கும் புத்தியை மழுங்கடிக்கும் போது நான் யார் என்ற எண்ணம் மறைஞ்சு போய் இந்த ஆத்மாவும் அதுக்கு கீ அதுக்கு கண்ட்ரோலில் வந்துடுது ஸோ அதனால் முதல்ல நீ பண்ண வேண்டியது இந்த புலன்களை கண்ட்ரோல் பண்ணு புலன்களை கண்ட்ரோல் பண்ணும்போது இந்த ஆசை வந்து கண்ட்ரோலில் ஆகும் அப்படி கண்ட்ரோல் பண்ணும்போது இந்த நாலெட்ஜ் அறிவும் இல்லைன்னா தன்னை அறிதல் அந்த நிலைக்கெல்லாம் போக முடியும் அப்படின்னு சொல்கிறார் இந்த புலன்கள் வந்து நம்ம உடம்பை விட பெரியது உடம்பை விட இந்த உடம்பு இப்போ விரல் இருக்குது விரல் சும்மா இப்படி இருந்துச்சுன்னா ஏதாவது பிரயோஜனம் உண்டா இல்லை நமக்கு தெரியணும் நமக்கு இப்படி உணர்ச்சி இருக்கணும் அப்படின்னா தொடுறது ஸோ அது மாதிரி கண் இருக்குது கண் சும்மா இருந்தாச்சுன்னா பார்க்க பார்க்க முடியாமல் கண் இருந்து பிரயோஜனம் கிடையாது இல்லையா ஸோ பாடி தேவை இந்த பாடி கீ எதனால் இம்பார்ட்டன்ஸ் உள்ளே இருக்கிற புலன்கள் அதனால் புலன்களை விட மைண்டு மனம் வந்து வலிமையானது ஏன்னா இந்த மைண்டு மூலமாக தான் இந்த புலன்களை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் இப்போ நான் கண்ணை மூடணும்னு சொல்லி நினைக்கிறேன்னா எங்கே நினைக்கிறேன் மைண்டில் மைண்டில் நினைக்கும் போது எனக்கு கண் வந்து புலன்கள் மூடுது இல்லைன்னா கண்ட்ரோலில் இருக்குது ஸோ மைண்டு வந்து புலன்களை விட வலிமையானது மைண்டை விட வலிமையானது எது நம்மளுடைய புத்தி இன்டலெக்ட் இப்போ தீயில் கை வைக்காத அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி சூடு வாங்கியாச்சுன்னா எங்கே இருக்கும் புத்தியில் இருக்கும் அப்படின்னா ஸோ அப்படின்னா மைண்ட் வந்து அதுக்கு அந்த புத்தியில் உள்ளதை கேட்கும் புத்தி சொல்கிறத கேட்கும் ஸோ அதே மாதிரி இந்த மைண்ட் வந்து புத்திக்கே கீழே இருக்குது இந்த புத்தி எங்கே இருக்குது இந்த ஆத்மாவுக்கு கீழே இருக்குது புத்தி நம்மளுடைய புத்தி வந்து புத்தியை விட வலிமையானது நம்மளுடைய ஆத்மா ஸோ இந்த புத்தியை விட வலிமையான ஆத்மா உங்ககிட்ட இருக்குது அந்த ஆத்மாவை வைத்து உனக்கு அதுக்கு கீழே உள்ள ஐட்டங்கள் இந்த மைண்டு இன்டலெக்டு இதெல்லாம் இருக்குது இல்லையா அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணு கண்ட்ரோல் பண்ணி இந்த ஆசையை அடக்கு அப்படின்னு சொல்கிறார் இதில் வந்து தேர்ட் சாப்டர் முடியுது அடுத்தது ஃபோர்த் சாப்டர் போகலாம் ஸோ முன்ன <clears throat> முன்னாடி காலத்தில் இந்த இந்த யோகாவை பற்றி உள்ளதை வந்து சூரிய கடவுளுக்கு விவஸ்வன்கிட்ட நான் வந்து சொல்லிக் கொடுத்தேன் அடுத்தது வந்து அவர் வந்து மனுவுக்கு சொல்லிக் கொடுத்தாரு மனு மனு வந்து என்ன ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுத்தாரு இஷ்கவாக்கு இஷ் இஷ்வாக்குக்கு சொல்லிக் கொடுத்தாரு அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது இந்த வழியில் இந்த புனித தன்மையுடைய அரசர்கள் வந்து இந்த யோகாவை பற்றி அவங்க அறிந்து கொண்டார்கள் ஆனால் வந்து ரொம்ப நாள் போக போக இது வந்து அப்படியே மறைஞ்சிடுச்சு இப்போது அந்த யோகாவை பற்றி உள்ள அறிவை நான் வந்து உனக்கு சொல்கிறேன் நீ எனக்கு ஃப்ரெண்டாகவும் இருக்கிற எனக்கு பக்தனாகவும் இருக்கிற ஸோ அதனால் நான் உனக்கு அதை பற்றி உள்ள டீட்டெயில்ஸை நான் உனக்கு சொல்கிறேன் அப்போ அர்ஜுனன் என்ன சொல்கிறாருன்னா இது எல்லாமே இந்த விவசாயனுக்கெல்லாம் வந்து நான் தான் சொல்லி கொடுத்தேன்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு அப்போ அர்ஜுனர் என்ன சொல்கிறார் இரு இரு இரு ஒரு நிமிஷம் அதாவது முன்னாடி மனுவெல்லாம் வந்து பிறந்தது அந்த காலத்தில் முன்னாடி முன்னாடி காலத்தில் நீ இப்போ தான் பிறந்த ஸோ நீ இப்போ பிறந்த ஒரு ஆள் அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு எப்படி நீ சொல்லி கொடுத்த அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா அர்ஜுனா நீயும் நானும் பல பல பிறவிகள் நம்ம எடுத்திருக்கிறோம் நீ எல்லாத்தையும் மறந்துட்ட நான் அதை எல்லாமே ஞாபகத்தில் வச்சுருக்கிறேன் இது வந்து இம்பார்ட்டண்ட் அதாவது ஏன் இம்பார்ட்டண்ட்னா இது இது வந்து ஒரு மெயின் ரீசன் இந்த ஹிந்துவிசத்தில் வந்து இந்த முன்ஜென்மங்கள் அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக உண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா இது வந்து இது வந்து ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் முன்னாடி இந்த முன் ஜென்மம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அதை முடிஞ்சதை நான் பாருங்கள் ஸோ <clears throat> என்ன சொல்கிறாங்கன்னா இது எல்லாமே it's a matter of remembering முன்னாடி ஜென்மத்தில் உள்ளதை இந்த ஜென்மத்தில் நம்மளால் உணர இல்லைன்னா ஞாபகப்படுத்தி கொள்ள முடியுமா முடியாதா அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ சயின்டிஃபிக்காக பார்த்தாச்சுன்னா இப்போ நிறைய நீங்கள் அதை யூடியூப்லலாம் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பழைய ஜென்மத்தில் உள்ளது இந்தியாவில் மாத்திரம் கிடையாது வெளியிலையும் ஸ்காட்லாண்டில் ஒரு கேஸ் இருந்தது ஒன்றும் இல்லை நிறைய இருக்குது அதாவது வேர்ல்டு வாரில் இறந்த ஆட்கள் வந்து இப்போ சின்ன குழந்தைங்க வந்து நான் இந்த வீட்டில் இருந்தேன் முன்னாடி அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்ணி ட்ரேஸ் பண்ணி எல்லாம் போய் நிறையா இருக்குது அது பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ அர்ஜுனர் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா நான் எனக்கு வந்து எல்லாமே ஞாபகத்தில் இருக்குது நீ வந்து எல்லாத்தையும் மறந்துட்ட நான் பிறக்கவே இல்லை நான் வந்து பிறக்கவே இல்லை ஆனால் நான் தான் எல்லா உயிரினங்களுக்கும் உள்ள கடவுள் நான் எனக்கு அழிவும் கிடையாது என்னுடைய யோக மாயா மூலமாக நான் வந்து இந்த உலகத்தில் நான் வந்து பிறக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு என்னைக்கெல்லாம் வந்து அதர்மம் தலை தூக்குதோ தர்மம் அழியுதோ அந்த டைமில் நான் வந்து இந்த உலகத்துக்கு வருவேன் ஆஹ், ஆஹ், ஆஹ், என்ன சொல்கிறது என்ன ஒன்று சொல்லணுன்னா சொல்லலாம் அது to protect the righteous to annihilate the wicked and to re-establish the principles of dharma i appear on this earth age after age அதாவது இந்த என்ன சொல்கிறது நீதிமானை அஹ், அஹ், பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார்னு கிறிஸ்டியானிட்டியில் சொல்லுவாங்க இதில் என்ன சொல்கிறாருன்னா தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் இந்த உலகத்துக்கு வருவேன் இது அதாவது இந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக இது வந்து கண்டினியூஸாக வந்து வந்துக்கிட்டே இருப்பார் இதை நான் சொல்கிறேன் எப்படின்னா இது வந்து ஒவ்வொரு வாட்டியும் இப்போ தர்மம் வந்து அழியுது அதர்மம் தலை தூக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த உலகத்தில் ஒரு பேலன்ஸை உண்டு பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த உலகத்தில் வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு கிருஷ்ணர் இப்போது இதுலேயும் சொல்லலாம் நான் இஸ்லாம் இஸ்லாம்லேயும் ப்ராஃபட் முகமது குரானில் சொல்லியிருப்பாங்க குரானில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எல்லா ஊர்லேயும் எல்லா நாடுகளுக்கும் நான் வந்து ஒரு மெசேஞ்சரை அனுப்பியிருக்கிறேன் எல்லா அதாவது இப்போ நம்ம ஊரில் கிருஷ்ணர் நம்ம ஊரில் கிருஷ்ணர் நமக்கு தெரியும் மற்ற ஊரில் வேற ஸோ இந்த மோசஸ் அந்த பழைய காலத்தில் உள்ள கிறிஸ்டின் பைபிளில் உள்ள ஆட்கள் எல்லாமே குரான்லேயும் உண்டு சரி அவங்க எல்லாருமே messengers messengers of God Jesus வந்து மெசஞ்சர் ஆஃப் காடுன்னு சொல்லுவாங்க ப்ராஃபட் முகமது அவரை சொல்லுவாங்க ஸோ என்ன சொல்ல வரேன்னா எல்லா இடங்கள்லையுமே கடவுளுடைய இறை தூதர் வந்து வருவார் எல்லா இடங்களையும் ஒரு இடங்கள இந்தியா மட்டும் ஸ்பெஷல் அப்படின்னு எல்லாம் கிடையாது எல்லா இடத்துலையும் எப்போல்லாம் உடனே நம்ம என்ன நினைக்கிறோம் தர்மம் வந்து என்னைக்கு அழியுதோ அதர்மம் தூக்கு தலை தூக்குதோ உடனே வந்து கலியுகம் வருது கல்கி அபாத அப்படிலாம் கிடையாது சரியா அப்படி அப்படி அப்படி கிடையாது இது வந்து ஒரு ஒரு செகண்ட்லேயே என்னது இல்லாமல் உலகத்தில் நடக்குது அதாவது பாவப்பட்ட பசங்க ஆள் சின்ன குழந்தைங்கன்னு வச்சுக்கோங்களேன் பசியில் எத்தனையோ பேர் ஒரு நாளைக்கு செத் செத்துட்ருக்குறாங்க நம்ம இனி கல்கி அவதாரம் என்ன ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கழித்து கல்கி அவதாரம் வந்து நோ யூஸ் கிடையாது யூஸ்லெஸ் இன்றைக்கி அந்த பாவப்பட்டு இறக்கக்கூடிய பசினால் இறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு உங்களால் இல்லைன்னா நம்மளால் ஏதாவது பண்ண முடியுமா கல்கியெல்லாம் வெயிட் பண்ணுவார் இது வந்து இந்த தர்மம் அதர்மம் இது எல்லாம் எங்கே இருக்குது நமக்கு மைண்டுக்குள்ளால் இருக்குது சரியா நமக்கு ஒன்று தப்பு ஒரு சின்ன குழந்த வந்து பசியில் வாடுது அது வந்து நமக்கு உள்ளால் ஒரு உறுத்தலை உண்டு பண்ணலைன்னா கடவுளெல்லாம் நம்ம வந்து ஓ கடவுளேன்னு இல்லாமல் வழிபட்டு பிரயோஜனமே கிடையாது யூஸ்லெஸ் ஸோ இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா இந்த தர்மம் அதர்மம் இதெல்லாம் நிலைநாட்டுறதுக்காக கடவுள் வருவார்னா உடனே நம்ம வந்து அப்படி இயேசு கிறிஸ்து வருவார் இதோ வருகிறேன்னு சொன்னார் ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சுது என்ன ஆளாகணும் அப்படிதானே ஏன் ஏன் ஆளாகணும் ஆள் வரலையா அப்படி கிடையாது இயேசு கிறிஸ்து இறந்ததுக்கு அப்புறம் சிலுவையில் அப்புறம் பவுலுக்கு தோன்றினார் சவுலை வந்து பவுலை மாற்றினது ஏசு கிறிஸ்து தோன்றினார் இறந்ததுக்கப்புறம் இதோ வருகிறேன்னா ஒவ்வொருத்தனுக்கும் தலைக்குள்ளால வருவார் தர்மத்தையும் அதர்மத்தையும் அழிக்கிறதுக்கு இல்லைன்னா என்ன சொல்லுது அதர்மத்தை அழிக்கிறதுக்காக கிருஷ்ணர் எங்கே வருவார் நமக்கு உள்ளால வருவார் இனி ஒரு வாட்டி அவர் பிறந்தாலுமே நம்ம வந்து அவரை வந்து கிருஷ்ணர்னு கூப்பிட மாட்டோம் கிருஷ்ணருக்கு என்ன ஒரு அவதாரம் அப்படி தானே விஷ்ணு விஷ்ணுவோட பல பல அவதாரங்கள் இருக்குது அதில் கிருஷ்ணர் ஒன் ராமர் என்ன என்ன ஒரு பேரில் தான் வரும் ஆனால் வந்து கிருஷ்ணர் சொல்கிறக்கூடியது இந்த யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ்னு சொல்லுவாங்க அதாவது நான் தான் எல்லாம் அந்த நிலையில் இருந்து அவர் பேசுகிறாரு ஸோ அதனால தான் அவர் வந்து நான் வருவேன் அவர் சொல்கிறாரு ஆனால் இப்போ நம்ம அவரை பார்க்கும்போது கிருஷ்ணர் வருவாருங்கிறது கிடையாது புரியுதா அந்த டிஃப்ரென்ஸ் ஸோ அது மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்தது யாரெல்லாம் என்னுடைய இந்த தன்மையை புரிஞ்சு இப்போ நான் எப்படி போராக்கிறேன் இல்லைன்னா என்னுடைய என்னுடைய தன்மையை புரிஞ்சவங்களுக்கு அவங்களுடைய பாடியை விடும்போது அதாவது இறக்கும்போது அவங்க வந்து திரும்ப பிறப்பது இல்லை அது என்னென்ன என்ன மீனிங்னா இப்போ நான் சொல்கிறேன் வந்து யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்கிறேன் நீங்கள் இதை கேட்குறீங்க கேட்டதுனால ஏதாவது பிரயோஜனம் உண்டா ஒரு பிரயோஜனம் கிடையாது ஜீரோ இது வந்து நம்ம உணரணும் நமக்கு உள்ளால் இந்த யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ்னால் என்னங்கிறத உணர்ந்தால் அதுக்கப்புறம் பிறவி கிடையாது இப்போ நான் சொல்கிறத வச்சு நீங்கள் கேட்குறீங்க புரியுது இதில் நிறைய வேர்ட்ஸை வந்து வேர்சஸை வந்து ஆட்கள் வந்து தப்பாக எடுக்கிறதுக்கு இது ஒரு reason those who understand the divine nature அண்டர்ஸ்டாண்டாக நான் யாரெல்லாம் இதை என்னுடைய நேச்சராக புரிய முடியுதோ புரிய முடியுதுன்னா மைண்டை வச்சு புரிகிறது கிடையாது உள்ளல ம் புரிதல் வேறு உணருதல் வேறு ஸோ அந்த உணருதல் தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறாரு யாரெல்லாம் அட்டாச்மெண்ட் இல்லாமல் பயம் இல்லாமல் கோபம் இல்லாமல் என் என் என்னிடத்தில் ஃபுல்லாக ஒன்றாகி அப்படி இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே என்னுடைய அறிவினால் அவங்க வந்து சுத்திகரிக்கப்படுவாங்க சுத்திகரிக்கப்படும்போது என்னுடைய புனிதமான அன்பை பெறுவார்கள் அந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் எந்த விதத்தில் ஆட்கள் என்கிட்ட சரண்டர் அதே விதத்தில் நான் அவங்கக்கிட்ட அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் தெரிஞ்சோ தெரியாமலோ உலகத்தில் உள்ள ஆட்கள் எல்லாருமே என் வழியை தான் பின்பற்றுறாங்க இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் எப்படின்னா யார் எந்த வழியிலெல்லாம் ஆட்கள் என்கிட்ட சரண்டர் ஆகிறாங்களோ அதே வழியில் நான் அவங்கள்ட்ட திரும்ப இருப்பேன் சரியா என் அது அது எப்படின்னா அது சொல்கிறது கொஞ்சம் ஓகே அது உள்ளே போகும்போது நான் அதை ஒரு பாயிண்ட்டை சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணோம் அது உள்ளே வரும்போது சொல்கிறேன் இந்த உலகத்தில் மெட்டீரியல் அதாவது சக்ஸஸ் இன் மெட்டீரியல் ஆக்டிவிட்டீஸ் அதாவது கையால் ஒன்று பண்ணுறோம் நமக்கு காசு வேணும் பணம் வேணும் வீடு கட்டணும் அந்த மாதிரின்னு எல்லாம் நிறைய ஆசைகள் இருக்குது இல்லையா அந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் எல்லாருமே இந்த வானத்தில் உள்ள கடவுள்களை வழிபடுறாங்க ஏன் வழிபடுறாங்கன்னா அவங்கள மெட்டீரியல் ரிவார்ட்ஸ் அதாவது பொருளாட்டு கிடைக்கக்கூடியது வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும் ஏதாவது ஒன்று வேணும்னா சிம்பிளுங்க அதாவது காசு உண்டாக்குறது வந்து ரொம்ப ஈஸி நம்ம ஆனால் நல்லா கஷ்டப்படுறோம் அதுக்கு வந்து மைண்டுக்குள்ளால் செட் பண்ணி வைக்கணும் ஓகே காசு காசு காசு காசு காசுன்னு கண்டினியூஸாக நீங்கள் அதுக்குள்ளாலேயே செட் பண்ணியாச்சுன்னா காசு தன்னால் வரும் அது யாராக இருந்தாலும் வரும் கஷ்டப்பட்டு உழைக்கணும் சும்மா உட்காந்தா இல்லை அது மைண்டை எந்த அளவுக்கு நம்ம எஃபோர்ட்டு போட்டு அதுக்கு பின்னாடி நம்ம போகிறோமா அதுக்கு தகுந்த மாதிரி பலன் வரும் ஓகே அடுத்தது த நாலு விதமான தொழில்கள் வந்து இம்பார்ட்டன்ட் நாலு விதமான தொழில்கள் என்னதெல்லாம் என்னதெல்லாம் தொழில் இந்த வைஷ்ணவா அந்த மாதிரி நிலம் உண்டு இல்லையா ஆக்குபேஷன் தொழில்கள் வந்து என்னால் உருவாக்கப்பட்டவை எதை வச்சு பேஸ்ட் ஆன் மனுஷங்களோட தன்மையையும் செயல்பாடுகளையும் வைத்து உருவாக்கப்பட்டவை மனுஷனுடைய தன்மையை வைத்தும் செயல்பாடும் வைத்தும் தான் இந்த நாலு விதமான தொழில்கள் வந்து வந்து நான் முன்னாடி உருவாக்கினேன் பிறப்பால் இல்லை இம்பார்ட்டண்ட் நான் தான் இந்த சிஸ்டத்தையே உண்டு பண்ணேன் ஆனால் நான் அதை பண்ணலை இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சுச்சுவேஷனில் சொல்கிறாரு இதை உண்டாக்குனது நான் ஆனால் நான் இல்லை செயல்பாடுகள் வந்து என்ன வந்து கட்டி போடாது என்ன தொடாது அதே போல் இந்த செயல்பாடு செயல்பாடுகளுடைய ரிசல்ட்டை வந்து நான் வந்து விரும்புவது கிடையாது என்ன இந்த விதமாக புரிய எவன் ஒருத்தன் புரிந்து கொள்கிறானோ அவனை வந்து இந்த கர்மாவும் ஒட்டாது எந்த செயல் ஒவ்வொரு செயலும் நம்ம பண்ணும்போது கர்மா வந்து உண்டாகும் அப்படிதானே கர்ம வினைன்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து உண்டாகும் அது வந்து இந்த புரிதல் என்னை வந் நான் வந்து எப்படி ஒர்க்காரன்னு தெரிஞ்சதுன்னா அவனுக்கும் வந்து இந்த கர்மங்கள் வந்து ஒட்டாது இந்த உண்மையை தெரிந்துட்டு முன்னாடி அதாவது லிபரேஷனை தேட் தேடிட்டு இருந்த முன்னாடி உள்ள ஆட்கள் வந்து எல்லாருமே அவங்களுடைய டியூட்டிஸை பண்ணினாங்க அதே போல் நீயும் உன்னுடைய கடமையை செய் அதாவது சிம்பிளாக சொல்ல போயாச்சுன்னா இவ்வளோ நேரம் என்ன பேசிகிட்டு இருக்கிறான்னா அர்ஜுனன் வந்து சும்மா உட்காந்துருக்கிறான் ஐயோ எனக்கு சொந்தக்காரனை வந்து நான் கொல்லணுமா நான் சண்டை போட மாட்டேன் இவர் கிருஷ்ணர் வந்து இதெல்லாம் இந்த பழைய கதையெல்லாம் சொல்லி எதனால் நீ வந்து உன்னுடைய டியூட்டியை பண்ணணுங்கிறதுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றாரு அவரை அடுத்தது சொல்கிறாரு ஆக்ஷன்னா என்ன இன்ஆக்ஷன்னா என்ன கர்மங்கள் அதாவது ஆக்ஷன்னா என்ன சொல்கிறது ஒரு செயல் ஒரு செயல் பண்ணுறது என்ன ஒன்று செயல்பாடு இல்லாமல் இருக்கிறது ரெண்டும் ரெண்டும் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ஃபஸ்ட்டில் ஆக்ஷன்னா என்ன செயல்பாடு இல்லாமல் இருக்கிறதுனா என்ன அதுக்கப்புறம் அதுக்குள்ள வித்தியாசம் என்ன நல்ல விவரம் தெரிஞ்சவங்களுக்கே இதை இந்த பாயிண்ட் வரும்போது கன்ஃபியூஸ் ஆகுது நான் இப்போ வந்து அதை வந்து உனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எதனால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த மெட்டீரியல் பாண்டேஜ் அதாவது இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் அந்த மாதிரி இருக்குது இல்லையா ஆசைன்னு எல்லாம் சொன்னோம் இல்லையா அந்த ஆசையிலேருந்து விடுபடுறதுக்காக நான் வந்து இந்த ஆக்ஷனையும் இன்னாக்ஷனையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முதல்ல இதை தெரியணுன்னா முதல்ல மொத்தம் மூணு விஷயங்கள் இருக்குது ஒன்று வந்து நல்ல ஆக்ஷன் அதாவது செய்ய தகுந்த ஆக்ஷன் என்ன ஒன்று மோசமான ஆக்ஷன் என் மூணாவது வந்து ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறது இது மூணும் இந்த இந்த மூணு விஷயங்களோட தன்மையை வந்து முதல்ல நீ புரிஞ்சுக்கணும் இது வந்து புரிகிறது கஷ்டம் இதை தெரிஞ்சவங்க அதாவது தெரிஞ்சவங்க இல்லை ஒரு ஒன்றுமே பண்ணாமல் இருக்கும்போது ஆக்ஷன் பண்ணுறவங்களும் ஆக்ஷன் பண்ணும்போது ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறவங்களும் அவங்க வந்து இந்த மனுஷங்கள்லேயே ரொம்ப புத்திசாலி எப்படி ஒன்றுமே பண்ணாமல் இருக்கும்போது ஆக்ட் பண்ணுறவங்களும் ஆக்ட் பண்ணும்போது ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறவங்களும் புத்திசாலி எல்லா விதமான ஆக்ஷனை பண்ணினாலும் இந்த யோ ப நல்ல பெரிய யோகி அவங்கெல்லாம் வந்து அந்த எல்லாமே அவங்க வந்து ஒரு மாஸ்டர் அவங்க பண்ணக்கூடியதோட ஒரு மாஸ்டர் மாதிரி இருக்கிறாங்க நல்ல யோகிகள் இந்த தன்னை உணர்ந்த முனிவர்கள் வந்து யாரை வந்து புத்திசாலின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு மனிதன் ஒரு ஒரு விஷயத்தை பண்ணுறான் பண்ணும்போது அந்த மெட்டீரியல் ப்ளஷர் அதாவது சுகங்களுக்காக சுகங்கள் நமக்கு ஒரு சுகம் கிடைக்கும் இல்லையா ஒவ்வொன்று பண்ணும்போதும் ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது ஒரு சுகம் இருக்குது அந்த சுகங்களுக்காக பண்ணாமல் அந்த ஒர்க்கை பண்ணும்போது அதனுடைய பலனையும் எதிர்பார்க்காம ஒரு மனிதன் எவன் ஒருத்தன் ஒரு விஷயத்தை பண்ணுறானோ அவனை வந்து புத்திசாலின்னு சொல்கிறாங்க ஒன்று நம்மளுடைய ஆசைகளுக்காக பண்ணக்கூடாது இன்னொன்று பலனை எதிர்பார்க்கக்கூடாது ரெண்டு பாயிண்ட் இந்த மாதிரி ஆட்கள் பலனையும் எதிர்பார்க்காம இருக்கும்போது அவங்க ஆசைகளுக்காகவும் பண்ணாமல் இருக்கும்போது எப்போவுமே அவங்க நிம்மதியாக இருக்கிறாங்க வெளியில் உள்ள பொருட்களை வைத்து அவங்களுடைய சந்தோஷம் இருப்பது இல்லை அவங்க என்னதான் பல பல விஷயங்கள் பண்ணினாலும் அவங்க எதுவுமே பண்ணவில்லை அப்படின்னா நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் நம்மளுடைய ஆசைகள் இருக்குது இல்லையா உள்ள நான் வந்து ஒரு வீடை கட்டணும் அந்த வீடை கட்டணும்னு அது வீடு கட்டுறது வந்து ஒரு ஆக்ஷன் அந்த வீடை கட்டும்போது எனக்கு வீடை கட்டணும்னு நமக்குள்ளால் ஒரு ஆசை இருக்குது இல்லையா எனக்காக நான் வீடை கட்டணும் எனக்கு குடும்பம் அதுக்குள்ளால் போய் வாழணும் இல்லைன்னா நான் வந்து சொந்தக்காரங்களை பல பல ஆசைகள் இருக்கும் அப்படியா அந்த ஆசைகளை அடைவதற்காக தான் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அந்த மாதிரி முதல்ல பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது அடுத்தது அந்த பலனை எதிர்பார்க்கறது நான் வீடை கட்டி முடிச்சுட்டு நான் வந்து கட்டி முடிச்சுட்டு நான் வந்து அந்த வீட்டோட ஓனராக நான் இருப்பேன் நான் அதில் உட்காந்துருப்பேன் அந்த மாதிரி இருக்குது இல்லையா ஆசைகள் வந்து இல்லாமல் என்ன விஷயத்த பண்ணியாச்சதுனால அது வந்து நம்ம கர்மத்தை வந்து கர்மாவை வந்து நம்ம கூடல சேர்க்காது அது ஏன் ஏன் தெரியுமா இப்போ கர்மா வந்து அட்டாச் ஆகிறது எங்கே கர்ம இப்போ நமக்கு ஒரு நான் ஒரு மனுஷன் நான் ஒரு ஒரு ஆளை அடிக்கிறேன்னு வைங்களேன் ஒரு ஒரு ஒரு பூச்சி கையில் இருக்குது நான் அடிக்கிறேன் எனக்கு வந்து ஏதோ ஒரு கர்மா வருது அந்த கர்மா எங்கே வந்து ஒட்டும் என்கிட்ட கையில் ஒட்டுமா மனசில் ஒட்டுமா புத்தியில் ஓட்டுமா எங்கே ஓட்டும் இந்த கர்ம பாவம் என்றால் என்னன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது இதில் கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அதை நீங்கள் பாருங்கள் அந்த அது வந்து நமக்கு மைண்டில் தான் புரியுதா இது நம்மளுடைய மைண்டில் அதாவது ஆள் மனதுலேயும் போய் ஓட்டலாம் நம்ம அது கூடால இருக்கிறது வரைக்கும் தான் அது கர்மா அது அது அந்த மைண்டு வந்து எங்கே இருக்குது மைண்ட் வந்து இந்த நான் என்ற போதத்துக்கு கூட இருக்குது இந்த நான் இருக்கிறது வரைக்கும் இந்த மைண்டு அது இது எல்லாமே அப்படி ஓட்டிகிட்ருக்கும் இந்த நான் எப்போ அழியுதோ இந்த மைண்டு கர்மா அது இது எல்லாமே கீழே லெவலில் உள்ளது தன்னால் அழிஞ்சிரும் ஸோ ரெண்டு வழியில் அதை வந்து பண்ணலாம் ஒன்று இந்த சின்ன சின்ன சின்ன இதுலேருந்தே சால்வ் பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி இந்த புலன்களை கண்ட்ரோல் பண்ணி அடுத்தது மைண்டை கண்ட்ரோல் பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி அடுத்தது இந்த நான் அந்த நானாக அழியும் போது நான் யார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் அது ஒரு வழி இன்னொரு வழி இங்கே கீழே உள்ளதில் எல்லாம் ஒர்க் அவுட் ஒன்றுமே பண்ணாமல் இந்த நான் இதை அழிகிறதுக்கு ஒரு ஒரு வழி கண்டுபிடிச்சோன்னா இந்த மனம் இந்த கர்மா அது இது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அழிஞ்சிரும் ஏன் அது வந்து எல்லாமே ஒட்டிகிட்டு இருக்கக்கூடியது இந்த மைண்டில் இந்த மைண்ட் எங்கே ஒட்டிகிட்டு இருக்குது இந்த நானில் ஸோ இது ரெண்டு வழி இருக்குது ஸோ ரெண்டும் எல்லாருக்கும் எல்லா வழியும் பொருந்துவது மாதிரி கிடையாது அதனால தான் பல பல வகையில் வந்து பல பல ரீதியில் கடவுளை அடைய முடியும்னு சொல்கிறது ஸோ எதையும் எதிர்பார்க்காம ஓனர் சென்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் இது நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட எண்ணம் இல்லாமல் ம புத்தியையும் மைண்டையும் ஃபுல்லாக கண்ட்ரோலில் வச்சிட்டு இருக்கக்கூடிய எவனும் எந்த பாவத்தையும் பண்ணலை அவன் உடம்பு மூலமாக என்ன வேலை பண்ணினாலும் அவன் வந்து எந்த வேலை எந்த பாவமே அவன் வந்து சம்பாதிக்க மாட்டான் அவங்க வந்து எந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா என்னதெல்லாம் க வருதோ அதை சந்தோஷமாக எடுத்துப்பாங்க பொறாமை அந்த மாதிரின்னு ஒன்றுமே கிடையாது இந்த உலகத்தில் இந்த சு துக்கம் சந்தோஷம் அந்த மாதிரி எல்லாமே டியூவாலிட்டியாட்டு வரோம் தெரியுமா துக்கம் சந்தோஷம் அந்த என்ன சொல்கிறது இந்த மாதிரி நிறையா உண்டு ஸோ அதில் எல்லாமே ஈவனாக அதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக அப்படியே இருந்துட்டுருப்பாங்க ஒரு நிலையான தன்மையோடு அப்படியே வாழ்ந்துட்டுருப்பாங்க நல்ல காசு இருந்தாலும் இல்லைன்னா காசு இல்லாட்டாலும் அவங்க அவங்க நிலைமையில் அப்படியே இருப்பாங்க அவங்க வந்து பண்ணக்கூடிய ஆட்கள் என்ன என்ன எல்லாம் பண்ணினாலும் அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணாது அவங்க வந்து இந்த மெட்டீரியல் அட்டாச்மெண்ட்லேருந்து அவங்க வந்து விலகி இருப்பாங்க அவங்க வந்து எல்லாமே அவங்க பண்ணக்கூடியது எல்லாமே கடவுளுக்கு ஒரு ஒரு சேவையாட்டம் அவங்க பண்ணுறாங்க சேவை என்ன சேவை சேவை கிடையாது என்ன சாக்ரிஃபைஸ் சாக்ரிஃபைஸ் ஆட்டு கடவுளுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா என்ன மீனிங் சாக்ரிஃபைஸ்னால் என்ன யாகம் யாகம் அது முன்னாடி பேசணும்னு நினைக்கிறேன் இப்போ நான் எனக்கு நான் சம்பாதிக்கிறேன்னா அது சாக்ரிஃபைஸ் கிடையாது எனக்கோ என்னை சார்ந்தவங்களுக்கோ நன்மை செய்யக்கூடிய எந்த விஷயமுமே சாக்ரிஃபைஸ் கிடையாது அதாவது ஒன்று சேர்க்கிறது இன்னொன்று விடுறது அந்த விடுறதுக்கு பேர் தான் வந்து சாக்ரிஃபைஸ் அந்த விடுறது தான் வந்து கடவுளுக்காக பண்ணுறது விடுறதுன்னா என்ன சாக்ரிஃபைஸ்னால் என்கிட்ட உள்ள ஒரு பொருளை என்ன ஒருத்தங்களுக்கு நான் கொடுக்குறேன் எந்த விதத்துலேயுமே இந்த கொடுக்கும்போது நான் வந்து லாபம் அடைய மாட்டேன் அதுக்கு பேர் தான் சாக்ரிஃபைஸ் அப்போ நான் லாபம் அடையலை அப்போ யார் லாபம் அடைகிறா கடவுள் அந்த ஆள் கிடையாது ரோட்டில் போகிற ஏரோ ஏதோ ஒரு ஆளுக்கு நம்ம காசு கொடுக்கும்போது யார் லாபம் அடைகிறான்னா கடவுள் அந்த ஆள் கிடையாது சரி அதனால தான் தெரியாத ஆட்களுக்கு இல்லைன்னா தெரியாத ஆட்கள்னால் நமக்கு சம்பந்தம் இல்லாத ஆட்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்கிறேன் இப்போ இதே இது ஒரு டைமண்ட் ரிங்கை வாங்கி எனக்கு ஒய்ஃபுக்கு நான் கொண்டு போய் கொடுக்குறேன்னு வைங்களா கடவுள் கடவுளுக்கு பண்ணுறதா அது இல்லை நான் என்னுடைய வீட்டில் உள்ளவங்களுக்கு பண்ணுறது புரியுது இல்லையா அது சுயநலம் கடவுளுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது இது சி கடவுள் மனுஷன் கடவுள் அதுன்னு எல்லாம் சொல்கிறது வந்து ஒரு சிங்கிள் பாயிண்டில் தான் நான் அதுதான் அந்த மெயின் பாயிண்ட்டு எனக்கு பண்ணுறேன்னா மற்றவங்களுக்கு பண்ணுறேன்னா எனக்கு பண்ணுறதுன்னா கடவுளுக்கு பண்ணலை கடவுளுக்கு பண்ணும்போது எனக்கு பண்ணலை கடவுளுக்கு எப்படி பண்ணுறது கோயிலில் கொண்டு போய் கோடி கோடியாக போடுறது கிடையாது கடவுளுடைய படைப்புக்கு கொடுக்கும்போது நம்ம கடை கடவுளுக்கு கொடுக்குறோம் இந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் வந்து அவங்களுக்கு எல்லாமே கடவுள் எல்லாமே கடவுள்னால் அந்த நிலையே அவங்க அடைவாங்க யாகம் பண்ணும்போது அது என்ன சொல்வது யாகமும் கடவுள் அதை இப்படி கொடுப்பதும் கடவுள் அது கிங் ஜனகர் நினைக்கிறேன் எங்கேயோ படித்தேன் அது எப்படின்னா கடவுளுக்கு பூஜை பண்ணும்போது அவருக்கு தலையிலையும் கொஞ்சம் பூவள்ளி போட்டு போகிறான் புரியுது இல்லையா அதை வந்து அது அது ஒரு நிலை அந்த நிலையில் இருந்து பார்க்கும்போது ஃபுல் எல்லாமே கடவுள் அந்த நிலையில் இருப்பாங்க அந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் எல்லாத்தையுமே கடவுளாக பார்ப்பாங்க அதே மாதிரி ஈஸியாக அடையவும் செய்வாங்க சில யோகி வந்து மெட்டீரியல் ஆஃபரிங்ஸ் அதாவது இந்த வானத்தில் உள்ள கடவுள்களுக்கு பொருட்களை வந்து காணிக்கையாக கொடுப்பாங்க கொடுக்கறது கொடுக்கறது நான் சொல்கிறேன் கொடுப்பாங்க சிலவங்க வந்து அந்த இந்த நான் என்ற எண்ணம் போகிறதுக்கு அந்த உண்மையை சத்தியத்தை அதை அறிகிறதுக்காக இந்த நானை வந்து தானமாக கொடுப்பாங்க சிலவங்க வந்து இந்த சென்சஸ் சொல்ல புலன்கள் கட் அதாவது புலன்களை கட்டுப்படுத்திக்கிட்டு நம்ம பண்ணாமல் ஏதாவது ஒன்று பண்ணாமல் இருக்கிறோம் இல்லையா அதுவும் வந்து ஒரு தியாகம் தான் அது ஒரு தியாகம் சிலவங்க வந்து சவுண்டு புலன்களை வந்து கட்டுப்படுத்துவாங்க அவ்வளோதான் மெயினாக சிலவங்க புலன்களை கட்டுப்படுத்துவாங்க அது ஒரு தியாகம் சிலவங்க வந்து இந்த அறிவுக்கு ஆசைப்பட்டுட்டு புலன்களையும் லைஃப் எனர்ஜி உள்ள பிராணா பிராணா இருக்குது இல்லையா அதையும் சிலவங்க கட்டுப்படுத்துவாங்க இன்னும் சிலவங்க வந்து தானம் மாட்டு பணத்தை கொடுப்பாங்க சிலவங்க வந்து கஷ்டப்பட்டு இந்த வாயில் அழகெல்லாம் குத்தி எடுத்து ஒரு மாதிரி கஷ்டப்படுவாங்க சிலவங்க யோகாவில் உள்ள என்ன சொல்ல ஆசனாஸ் அது இது அது சிலவங்க வந்து புனித நூல்கள் படிப்பாங்க சிலவங்க வந்து விரதம் இருப்பாங்க சிலவங்க வந்து இந்த பிரணம பிரணயாமா பண்ணுவாங்க இல்லையா உள்ளே போகிறது அதில் கண்ட்ரோல் பண்ணுவாங்க சிலவங்க வந்து இது எல்லாமே எல்லாமே மொத்தத்தில் கடைசியாக அவர் சொல்லக்கூடியது இது எல்லாருமே இந்த இந்த கொடுக்குறாங்க இல்லையா கஷ்டப்படுத்துகிறாங்க இல்லையா அவங்கள அவங்களாவே அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறாங்க இல்லையா அப்படி பண்ணும்போது அவங்களுடைய அசுத்தம் மறையும் அதுலேருந்து அவங்க வந்து சுத்தமாவாங்க இது இவ்வளோ நேரம் டைலாக் விட்டதெல்லாம் எதுக்கு புலன்களை கட்டுப்படுத்துங்க புலன்களை அதாவது அந்த கண்ட்ரோல் புலன்கள் மட்டும் கிடையாது புலன்கள் மைண்டு இன்டலெக்ட் இது எல்லாமே இருக்குது இதை கட்டுப்படுத்துங்க அது பாட்டுக்கு போ அது போகிற லைனில் அதை அப்படியே விட்டாச்சுன்னா அது பாட்டுக்கு நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம் ஸோ அப்படி ஓடாமல் அதை வந்து ஒரு கண்ட்ரோலில் வைங்க இதில் என்ன சொல்கிறது அழகு குத்துறவங்களும் படிக்கிறவங்களும் புக்கு படிக்கிறவங்களும் புனித நூல்கள் படிக்கிறவங்களும் பிரணாயாமா பண்ணுறவங்களும் இல்லை யோக ஆசனங்கள் பண்ணுறவங்களும் எல்லாருமே அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ப அவங்க எந்த அளவு சின்சியராக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய அசுத்தம் மாறும் ஸோ எல்லாமே ஒர்க் ஆகும் ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ ஒரு இடத்துல இருக்கிறோம் இப்போ நான் இருக்கிறேன் அங்கே அவர் அப்படி பண்ணார் ஸோ நான் அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது யாரும் யாரையும் ஃபாலோ பண்ண வேண்டாம் அவங்கவுங்க அவங்கவுங்க இருக்கக்கூடிய இடத்துலையே இருந்துட்டு நமக்கு என்ன தோணுதோ சீன் அதாவது கடவுள் நினைக்காம நம்மளால் கடவுளை அடைய முடியாது அப்படித்தானே கடவுள் முதல்ல நினைக்கணும் இல்லைன்னா நம்மளால் ஈஸியாக கடவுளை கண்டுபிடிச்சிடலான்னா கடவுள் வந்து ஒரு மேட்டரே கிடையாது சப்ப மேட்டர் முடியாது கடவுள் மனசு வைக்கணும் கடவுள் மனசு வச்சாதான் நம்மளால் கடவுளை அடைய முடியும்னா பெட்டர் கடவுளை கிட்டேயே நம்ம அந்த பொறுப்பை விட்டுடலாமே நம்மளாக அங்கேயும் ஓடணும்னு அவசியம் கிடையாது ம் ஸோ மெயினாக சொல்ல வர்றது வந்து அங்கே அது தெரியுது இந்த கோயிலில் இது காமிச்சாங்க அந்த கோயில் இருக்கிற இடத்துல அப்படியே இருங்க மைண்டை அலைய விடாமல் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய கடமை இது அதை எந்த குழப்பமும் இல்லாமல் எந்த கவலையும் இல்லாமல் எந்த பயமும் இல்லாமல் ஸ்டெடி மைண்டோடு அப்படி இருந்து நம்மளுடைய கடமையை பண்ணுவோம் அதை தான் அவர் சொல்கிறார் ஸோ இந்த இது எல்லாமே இன்னொன்று சொல்கிறாரு அதாவது யாகம் அதாவது யாகம் இல்லையா இந்த சாக்ரிஃபைஸ் வந்து இந்த புத்தியில் பண்ணக்கூடிய சாக்ரி சாக்ரிஃபைஸ் வந்து மற்ற பொருட்கள் கொடுக்குறோம் இல்லையா அதை விட வந்து ரொம்ப பெரியது அது வந்து இம்பார்ட்டன்ட் அந்த பொருட்கள் தானம் பண்ணுறாங்க இல்லையா அதுவும் அது ஒரு லெவலில் ஒரு ஒரு லிமிட் வரைக்கும் அதுவும் நல்லது தான் என்ன சொல்கிறது இப்போ சிலவங்க வந்து வேறு ஒன்றுமே பண்ண மாட்டாங்க நிறையா காசு இருக்கும் ஓகே இந்தா ஒரு நூறுரூவா கடவுளுக்கு வச்சுக்கோ அதுவும் வந்து கடவுளுக்கு போகுதுன்னு அவங்க மைண்டில் சி இது எல்லாமே இவங்க பண்ண உடனே கடவுள் வந்து ஃபுல் ஆயிடுவார்னு கிடையாது நம்ம ஒரு நூறுரூபா கொடுக்குறதுனால கடவுள் வந்து ஒரு நூறுரூபாயை பேங்க்கில் போட்ட ஒன்றுமே கிடையாது இது நம்ம பண்ணுறது எல்லாமே அது முதல்ல ஒரு பாயிண்ட் சொன்னேன் அதாவது ஒரு மனுஷன் எப்படி என்கிட்ட இருக்கிறானோ அதே மாதிரி நான் திரும்ப இருப்பேன்னு சொல்லுவார் சொன்னார் அந்த இடத்துல நான் சொன்னேன் அது என்ன என்ன மீனிங்கன்னா கடவுள் வந்து ஒரு இடத்துல அப்படியே தான் இருக்கிறாரு நான் தான் சேஞ்ச் ஆகிறேன் நான் தான் சேஞ்ச் ஆகிறேன் நான் காணிக்கை கொடுக்கும்போது அந்த காணிக்கை கொடுக்குறோம் இல்லையா அந்த காணிக்கைக்கு தகுந்த மாதிரி கடவுள் எனக்கு ரியாக்ட் பண்ணுவார் ஸோ இது வந்து கடவுளை வச்சு கிடையாது நான் வந்து ஒரு புனித நூலை படிக்கிறேன்னா இது என்னோடய ஸ்டைல் புனித நூலை நான் படிக்கிறேன் எனக்கு தகுந்த மாதிரி கடவுள் எனக்கு ரியாக்ட் பண்ணுவார் புரியுதுல ஸோ ஒவ்வொரு மனுஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு கடவுள் வந்து ரியாக்ட் பண்ணுவார் ஸோ இது வந்து கடவுள் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஆள் அவருக்கு ஸ்டைலில் தான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு கிடையாது ஏன் ஏன் கிடையாது அது அது முன்னாடி உள்ள ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள லிங்க் என்னங்கிறது முதல்ல நான் என்ன வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ அது உள்ள போகல ஸோ இந்த அறிவை வந்து நீ வந்து இதை பற்றி உணர்ந்த ஒரு மாஸ்டர்கிட்ட நீ கேட்டு படிச்சுக்கோ ஏன்னா அது அவங்க சொல்லும்போது ஈஸியாக புரியும் இப்படி அவ அந்த மாதிரிப்பட்ட ஆள்கிட்ட படிக்கும்போது அதுக்கப்புறம் நீ வந்து இந்த மாதிரி ஏமாற மாட்ட அப்படி அந்த லைட்டில் அந்த அந்த புரிதலில் உள்ள உனக்கு அந்த புரிதல் வரும் அந்த புரிதல் வந்து அந்த வெளிச்சத்தில் யூ வில் சி அதாவது நீ என்ன பார்ப்பன்னா எல்லா உயிரினங்களும் கடவுளுடைய அங்கம் எல்லா உயிரினங்களும் கடவுளுடைய அங்கம் அது எல்லாம் சேர்ந்தது கிருஷ்ணருக்கு உள்ளால் அதாவது எனக்கு உள்ளால் இருப்பதை நீ காண்பாய் இது ஒரு நல்ல நல்ல பஸ் இந்த அறிவு நம்மளை எங்கே கொண்டு போய் விடோம்னா திரும்பிய சொல்கிறேன் எல்லா உயிரினங்களும் பரமாத்மாவின் ஒரு பாகம் அந்த பாகம் எல்லாமே சேர்ந்து எல்லா உயிரினங்களும் சேர்ந்து கிருஷ்ணருக்கு உள்ளால் இருப்பதை நீ உணர்வாய் இது வந்து ஜீசஸும் சொல்லியிருப்பார் பைபிளில் on that day you will realise that I am in you and you are in me அதாவது நானும் பிதாவும் ஒன்றாக இருப்பது போல நீயும் ஒன்றாக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார் இது எல்லாமே அதாவது இந்த கான்செப்ட் வந்து இது என்னது அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறது உள் உண்மையிலே தெரிஞ்சால் தான் அதை பற்றி பேசவே முடியும் அது முதல்ல புரியவே முடியும் நானும் பிதாவும் ஒன்றாக இருப்பது போல நீயும் ஒன்றாக எங்களுடன் ஒன்றாக வேண்டும் அதாவது அது வந்து ஒரு ஒரு வித்தியாசமான கான்செப்ட் அது உணர்ந்தவங்களுக்கு அது தெரியும் இப்போ என்ன சொல்கிறார் இல்லையா எல்லா உயிரினங்களும் எனக்குள்ளால் இருப்பதை நீ உணர்வாய் இது எல்லாமே எனக்குள்ளால் இருப்பதை நீ உணர்வாய் நீ உணர்வாய்னா எப்படி உணர்வாய் கண்ணால் பார்க்குறது கிடையாது நமக்குள்ளால் உணர்வோம் ஸோ அது உலகத்திலே மோசமான பாவம் பண்ணவங்களும் இந்த அறிவுனால் ஈஸியாக கரையை சேர்ந்துடலாம் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் அவனை அவனுடைய பாவங்கள் போயிடும் ஒரு தீ வந்து இந்த விறகை வந்து பொடி பொடியாக இந்த சாம்பலாக்கிறது போல் இந்த அறிவு இந்த உலகத்தில் இருந்து வரக்கூடிய எல்லா இந்த பண்ணக்கூடிய நம்ம கர்மங்களை எல்லாத்தையும் அழித்து விடும் உலகத்தில் இந்த மாதிரி ரொம்ப சுத்தமான சுத்தமாக ஆக்கக்கூடிய இந்த புனித அறிவு மாதிரி உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது அது வந்து சாலமன் வந்து பைபிளில் விஸ்டம் ஞானம்னு சொல்லியிருப்பார் முத்துக்களை பார்க்கிலும் ஞானம் பெரியது இதுதான் அந்த ஞானம் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா divine knowledge in this world there is nothing as purifying as divine knowledge அது வந்து அந்த அளவு வந்து சுத்தமாக்கும் எவனோ ஒருவன் சுத்தமான மைண்டை வச்சுட்டு எப்படி அடைய முடியும் அது கண்டினியூஸாக அந்த யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் இந்த இருதயத்தில் அந்த அறிவை உணர்ந்து கொள்ளுவாங்க என்ன நாள் ஆக ஆக உணர்ந்து கொள்ளுவாங்க யார் ஒருவருக்கு ஃபெய்த் ஃபெய்த்துன்னு என்ன நம்பிக்கை நம்பிக்கை இல்லையா ஃபெய்த்துன்னா விஸ்வாசம் யா எந்த ஒரு ஆளுக்கு விஸ்வாசம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதோ கண்டினியூஸ் இந்த மைண்டையும் இந்த புலன்களையும் கண்ட்ரோல் பண்ணி கண்டினியூஸாக வந்துட்டுருக்கிறவங்களுக்கு இந்த அறிவு கிடைக்கும் அந்த அறிவு கிடைப்பதன் மூலமாக ஒருவன் வந்து இந்த ஒரு பரம பீஸை பீஸ்னா பீஸ் நிம்மதி நிம்மதியை வந்து அடைவார்கள் யாருக்கு இதில் நம்பிக்கை இல்லாமல் இருக்குதோ அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கஷ்டப்படுவாங்க ஓ அர்ஜுனா பண்ணக்கூடிய காரியங்கள் பண்ணுறது என்னவாக இருந்தாலும் உள்ளால் நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு எண்ணத்தை எண்ணம் இருக்குது இல்லையா அதை விட்டு ஒளிந்து விட்டு நீ என்ன பண்ணினாலும் நீ என்ன ஆக்ஷன் பண்ணியாச்சுனாலும் அதோடைய பலன் அதோட ரியாக்ஷன் வந்து உன்னை வந்து அட்டாக் பண்ணாது ரெண்டு விஷயம் இதுதான் இந்த ஹோல் சாப்டரோட எசன்ஸ் நான் பண்ணுறேன் நான் நான் இந்த ஆக்ஷனை பண்ணுறேன் அந்த எண்ணம் இருக்கக்கூடாது ஒன்று என்ன ஒன்று இந்த பலன்களை எதிர்பார்த்து பண்ணுறது இந்த ரெண்டும் தான் இது ரெண்டும் இல்லாமல் எவன் ஒருத்தன் அவனுக்கு டியூட்டியை பண்ணுறான்னா அவனுக்கு பாவம் அவனை வந்து ஒட்டாது ஸோ அதனால் இந்த அறிவை இந்த அறிவை வச்சுட்டு உனக்கு மனசில் தோன் தோன்றிய எல்லா கொஷின் மார்க்கையும் மாற்றி வச்சுட்டு இப்போ எழும்பி நீ வந்து உன்னுடைய டியூட்டியை பண்ணு அதாவது நீ துணிந்து சண்டையிடு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் முடிக்கிறார் ஸோ இனி அடுத்த வீடியோவில் அடுத்த செக்ஷனை பற்றி பார்க்கலாம் கண்டினியூஸாக போட முடியுமான்னு பார்க்குறேன் நன்றி